வணக்கம் தோழர்களே எப்படி இருக்கீங்க பாருங்க அதை தம்பி வெங்கட் இருக்கான் பாருங்க நான் உங்களுக்கு காமிக்க வேண்டியது இப்ப காமிக்கிறேன் நம்ம அமெரிக்கா அப்படியே பனி வந்து பொழிஞ்சு தள்ளுறது அப்படிச்சுல அதை நம்ம இப்ப காமிக்க போறோம் பாருங்க அமெரிக்கால நம்ம வீட்டு முன்னாடி பனி எப்படி பொழிஞ்சுது பாருங்க சென்னையில வந்து எரிமலையா கொதிக்கும் இங்க பாருங்க அமெரிக்கால பனிமழையா பொழிஞ்சு தள்ளுறது பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் யூஎஸில் ஒரே பனி தான் எங்கே பார்த்தாலும் இப்போ நான் காலை வேலையில் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மெயின் ரோட்டில் ஒரே நேற்றுக்கு ஃபுல்லாக ஒரே பனி பொழிஞ்சிருக்கு நேற்று வால் கிரீன்ஸ் வந்தேன் சில பர்ச்சேஸ்க்காக பேங்க் பர்கர் கிங் அதே மாதிரி இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே பர்கர் கிங்